அழைக்கிறான் மாதவன் புரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சார் ஃப்ரெண்ட் அவர் ஜஸ்ட் வந்து மோட்டிவேஷன் வீடியோ கண்டென்ட் மாத்தல பத்தி சொல்லிட்டு ஆமா சார் அவங்க கொடுக்காம உங்க நம்பர் எனக்கு எப்படி கிடைக்கும் மேம் பாத்துருப்பாங்களே மேம் உங்ககிட்ட சொல்லுவீங்களா நீங்க உண்மையாவே இன்ட்ரெஸ்டட்னா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பயுமே லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் ரிலேட்டடாக ப்ளஸ் ஆன்மீகம் சார்ந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு வீடியோ தான் அழைக்கிறான் மாதம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் சில குரூப்ஸ் எல்லாமே இருக்கு அந்த குரூப் வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணப்பட்டதுன்னா அந்த twenty one days challenge gratitude challenge பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்திருக்கிறவங்க அடுத்தடுத்து நம்மளோட லைஃபை எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நம்ம அதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்து சேலஞ்சஸ் எல்லாமே அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து வந்து நம்பர் எடுத்து சில பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க இது வந்து அலைக்ரான் மாதவன் வந்து குரூப் வந்து தெரிய வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்கு தெரிய வந்து நம்ம கால் பண்ணி பேசுனதில் அவங்க சொன்ன விஷயம்லாம் வந்து அடுத்தடுத்த ரெக்கார்டிங்கில் போடுறேன் இது ஃபஸ்ட்டு எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்றத நான் சொல்லி சொல்கிறேன் நம்மளோட ஃபாலோவர் என்ன பண்ணாங்கன்னா நேற்று சாயந்தரம் போல் நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களோட நேம் சொல்லி எங்ககிட்ட பேசுகிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் தான் இது வந்து பண்ணுறீங்களா கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க இல்லை உங்களோட மாதவன்ல மாதவன்லேருந்து தான் நம்பர் கொடுத்ததா சொல்லி நீங்கள் தான் ஒரு ஆயிரம் காண்டாக்ட் கொடுத்ததா சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க இல்லைங்க அதை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அமிச்ச அந்த ஸ்க்ரீன் அவங்க கிட்ட பேசின அதாவது நம்ம ஃபாலோவர் கிட்ட பேசின அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இப்போ நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா மீண்டும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் நீங்கள் மாட்டக்கூடாது அதை தாண்டி என்னென்னா இவங்க நாட் ஒன்லி அழைக்கிறான் மாதவன்ற நேமை பயன்படுத்தல யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்களோ யாரெல்லாம் ஒரு யூடியூபர் கொஞ்சம் நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது பட் இதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க ஸோ நம்மளோட ஃபாலோவர் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் உங்களுக்காக இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்து முடிச்சிருப்பீங்க நம்மளோட ஃபாலோவரும் நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃபும் பேசின இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சது அந்த நம்ம ஃபாலோவர் அமிச்ச ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று இருக்குது என்ன பேசி அவங்க வந்து இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணாங்க அவங்க என்ன வந்து அப்ரோச் பண்ணாங்க அவங்ககிட்ட அப்படின்ற ஒரு ஆடியோ வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் கேளுங்க சார் கால் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு அலைக்கிறன் மாதவன் குரூப்பில் இருந்து நீங்கள் ரீசெண்டாக லெஃப்ட் ஆகிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் சார் நான் ரெண்டு குரூப்பில் இருந்தேன் அதனால தான் நான் ஒரு குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனேன் ஆக்சுவலாக நான் ரெண்டு குரூப்பில் இருந்தேங்க சார் அதனால் ஒரு குரூப்லேருந்து லெஃப்ட் ஆனேன் ரெண்டுத்துலேயுமே சைமல்டேனியஸாக மெசேஜ் வந்ததுனால அதை சொல்லியிருந்து சொன்னேன் நான் சரி அவ் அவங்க இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் இருக்குது இருக்குமா இந்த மாதிரி சார் வந்து மாதவன் சார்ன்னு சொன்னாங்க சார் உங்கள் பேரை வந்து திருமாறன்னு சொல்லலை மாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து தான் நான் நம்பர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க நம்பர் வாங்கிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்பு இதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலுமே இது மூலயமா வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் நான் கேட்டேன் இது வந்து சார் சொல்லி தான் நீங்கள் கால் பண்ணுறீங்களா அஃபிஷியலாக அவங்க சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னா ஆமாம் அவங்க கொடுக்காம உங்கள் நம்பர் எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிதாம்மா நான் கால் பண்ணேன் அவங்கள்ட்ட வந்து ரேண்டமாக ஒரு தௌசண்ட் மேம் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஒரு தௌசண்ட் காண்டாக்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதில் யார் இன்ட்ரெஸ்டடோ இன்ட்ரெஸ்டட் மட்டும் இந்த ஜூம் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அதோட ஜூம் மீட்டிங் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க நீங்கள் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார் அதோட இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் கொஞ்ச நேரத்தில் வரும் லிங்க் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து சார் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை அவங்க வந்து வேறு லைனு அவங்க வேற மாதிரி வீடியோஸ் தானே கொடுத்துட்டு இருக்காங்க இதை பத்தி பேச மாட்டாங்க வீடியோல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார் இந்த ஆடியோ வந்து நம்ம இது எல்லாமே பேசி முடிச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோவா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோவர் கிட்ட கேட்டு இந்த உங்களோட ஆடியோ நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டு தான் இப்போ இந்த ஆடியோ எல்லாமே நம்ம போட்டுட்டு இருக்கோம் அதை தாண்டி என்னன்னா இந்த விஷயம் என்னோட காதுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நான் என்ன சொல்லணும்னா ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நம்பர்லேருந்து அதாவது நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் இல்லாமல் ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நம்பர்லேருந்து அவங்க எந்த நம்பர்லேருந்து அந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்க வந்து பேசுனாங்களோ அந்த நம்பருக்காக திரும்ப கூப்பிட்டு பேச சொல்லி சொல்லியிருந்தேன் அப்படி பேசுனதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி என்ன பேசுனாங்க அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க ஹலோ ஹலோ ஆ சார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் அழைக்கிறான் ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைன் ஜாப் இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்திருந்தது புரியல அழைக்கிறான் மதன் ஆஃபீஸ்லேருந்து ஆன்லைனில் ஜாப் ஆன்லைன் ஜாப் இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்திருந்தது சார் தெரியல சார் என்னென்னு இது அழைக்கிறான் ஆஃபீஸ் இல்லைங்களா சார் இல்லை இல்லை இல்லை அப்படிங்களா இல்லை இந்த நம்பர்ல இருந்தா எனக்கு வந்திருந்தது ஜூம் மீட்டிங் லிங்க்லாம் வந்திருந்தது எப்போ ஆ எஸ்டர்டே வந்திருந்தது எஸ்டர்டே நீங்க வந்து இந்த நார்மல் மெசேஜ்ல பார்த்தீங்களே அவங்களா இல்லைங்க சார் வாட்ஸ்அப்ல வந்திருந்தது சார் தெரியலையே சார் வரலீங்களே அப்படிங்களா இல்லை இந்த நம்பர்ல நான் இல்ல இல்லை தெரியலீங்களே நம்பர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க பாக்குறேன் அப்படிங்களா என்னோட இன்னொரு நம்பர்ல இருந்து வந்திருந்தது அதான் சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் பாக்குறேன் சொல்றேன் அப்படிங்களா சரி ஓகேங்க சார் ஓகே ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் பேசின ஆடியோ ஃபர்ஸ்ட் அவங்க தெரியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்க அமிச்ச மெசேஜ் அப்படிலாம் எதுவுமே இல்லையன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க திரும்பவும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க நாங்கள் நேற்று அமிச்ச மெசேஜ் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஃபாலோவருக்கு அமிச்ச அந்த மெசேஜை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி என்ன பண்ணோம்னா திரும்ப அவங்களுக்கு சென்ட் பண்ணோம் அந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்களுக்கு சென்ட் பண்ணோம் பண்ண உடனே அவங்க பேசின ரெஸ்பான்ஸ் நீங்க திரும்ப கேளுங்க ஹலோ ஆ ஹலோ சார் வணக்கம் சார் பாத்தீங்களா சார் பாத்தீங்களா வணக்கம் பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் ஆ நேத்து ஒரு மேம் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க ஆ ஆமாங்க சார் அதான் சார் எடுத்திருந்தாங்க யா ஆமாங்க சார் நாங்க ஒன்றா தான் சார் இருக்கோம் ஆமாங்க சார் யா ஓகே இப்போ தான் ஐடென்டிஃபை ஆகுது ஓகே இப்போ நான் டிராவலிங்ல இருக்கேன் சார் நான் ஃப்ரீ ஆகிட்டு பண்ணிட்டுங்களா டீட்டெயில் அவங்க இது பார்த்தாங்களா மீட்டிங்கு ஆ பார்த்தாங்க தான் சார் நினைக்கிறேன் சரி எனக்கும் ஜாப் இல்லை சரி எனக்கும் அழைக்கிறான் மாதன் வீடியோ அவங்க ஆமா எஸ் அவங்க வந்து அந்த மீட்டிங்க ஃபுல்லா பாத்துருந்தாங்களான்னு கேளுங்க மேம் கிட்ட ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே நீங்களும் அந்த மீட்டிங்க பாருங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு டுவெல் ஓ கிளாக் இருக்கு சரி ஓகேங்க சார் சார் என்ன ப்ரொசீஜர் சார் என்ன ப்ரொசீஜர் சார் என்ன மாதிரி ஜாப் என்ன மாதிரி ஜாப் இது ஜாப் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மேம் பாத்துருப்பாங்களே மேம் உங்ககிட்ட சொன்னீங்களா அதான் சார் வேலைக்கு போயிருக்காங்க கொஞ்சம் வேலையா இருக்காங்க அதனால தான் சார் நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா டீட்டெயிலா ஆமா இல்ல இல்ல யா யா ஓகே இப்போ உங்களை மாதிரி தௌசண்ட் மெம்பர்ஸ் அதை பார்ப்பாங்க அந்த ஜூம் மீட்டிங்ல okay one to one one to ஒன்ல கான்வர்சேஷன்லாம் இது வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது இது வந்து ஒரு பிரசன்டேஷன் மூலியமா கொடுப்பாங்க ஓகே பிபிடி மூலியமா அதனால வந்து ஒன் டு ஒன் வந்து நீங்க எத்தனை பேர்கிட்ட நாங்க சொல்ல முடியும் ஜாப் டீடைல் கொடுக்க முடியும்னு பாருங்களேன் ஓகே அதனால ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அதுல ஓகே சார் இது ஆன்லைன் ஜாபா எப்படி சார் இல்ல வந்து ஒர்க் பண்ணுமா சார் இல்ல இல்ல ஆன்லைன்ல தான் ஏன்னா நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இது ஜாப் இல்லாதவங்க ஜாப் அன்லஸ் இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் அவங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இது யூஸ் பண்ணிக்கலாம் okay sir super sir sir இது அழைக்கலாம் சார் தான் சொன்னாங்களா சார் இது எப்படி ஆபீஸ்ல அவர் அவரு அவர்கிட்ட நாங்க வந்து ஒரு தௌசண்ட் நம்பர் வந்து வாங்கிருந்தோம் ஓகே அதுல இருந்து நாங்க வந்து ரேண்டமா கால் பண்ணி அவங்களுக்கு ஜாப் ஏதாவது இருக்குங்களா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நாங்க ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்க இது வந்து எந்த ஒரு கிடையாது ஓகே இது வந்து அதான் ஆபீஸ் ஒர்க் இல்லையா இல்ல வேற ஒர்க்கா சார் இல்ல இல்ல நாங்க வந்து உங்களோட சார் புரியல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சார் ஃப்ரெண்ட் அவர் ஜஸ்ட் வந்து மோட்டிவேஷன் வீடியோ கண்டென்ட் மக்களுக்கு பத்தி சொல்லிட்டு ஆமா சார் சூப்பரா பேசுறாங்க வேற நாங்க அது ஆன்மீக சம்பந்தப்பட்டது நாங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட வேக்கன் கேட்டிருந்தோம் ஓகே இது வந்து இது வந்து யூடியூப் ரிலேட்டடா இல்லையா சார் ஒர்க் யூடியூப் ரிலேட்டட் எல்லாம் இல்ல சார் யூடியூப் ரிலேட்டட்லாம் இல்ல ஓகே ஜஸ்ட் நாங்க யூடியூப் யூடியூப்ல நிறைய பேர் எங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம்ல பீப்புள் ஓகே சோ அவங்க கிட்ட நாங்க வந்து வேக்கன் வந்து வாங்கியிருக்கோம் ஏன்னா இப்போ வாழ்க்கை மாதவன் சார் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் கார் ஓகே நிறைய பேர் கிட்ட நாங்க மோட்டிவேஷன் வீடியோ ஷேர் பண்றவங்களா இருக்கோம் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா ஓகே ஓகே ஆமா ஆமா அவங்க கிட்ட நிறைய பேர் நிறைய பேர் கிட்ட நாங்க வந்து வேக்கன் கேட்டு அவங்க கிட்ட இருந்து நாங்க நிறைய நம்பர்ஸ் வாங்கி நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் சார் என் நம்பர் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது அஃபிஷியலா கொடுத்தாங்களா அதான் சார் தௌசண்ட் தௌசண்ட் நம்பர்ல நாங்க ரேண்டமா கூப்பிட்டோம் சொன்னீங்க ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே உங்கள மாதிரி நான் ஒரு ஹண்ட்ரட் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு தான் அந்த அடுத்த நம்பர் தான் உங்களுக்கே கால் பண்ணிருந்தோம் ஓகே ஓகே ஏன்னா எங்களோட எங்களுக்கு ஒர்க்கே இதுதான் சார் எங்களுக்கு இதுதான் ஓகே சரி ஓகே ஜாப் இல்லாதவங்க ஏன்னா இந்த கம்பெனி இப்பதான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு பெரிய எனக்கும் எனக்கும் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் உங்க நேம் சார் நேம் வந்து சஞ்சய் சார் சஞ்சய்ங்களா சார் எந்த ஊர் சார் இது நம்ம ஆஃபீஸ் எங்க இருக்கு இது அஃபீஷியல் ஆஃபீஸ் ஆபீஸ் வந்து நுங்கம்பாக்கத்துல இருக்கு சென்னை நுங்கம்பாக்கத்துல இருக்கு சென்னை நுங்கம்பாக்கங்களா ஓகே ஓகே ஆமா ஆமா ஆமா ஓகேங்க சார் ஓகே நீங்க அந்த டீட்ல அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கால் பண்ணி சரி ஓகேங்க சார் நான் மீட் அந்த லிங்க்ல போய் நான் ஃபுல்லா பாக்குறேன் இது வந்து பேசிக்கா இது என்ன ஒர்க்னு கொஞ்சம் மேலோட்டமா சொல் சொல்றீங்களா இது வந்து மேன் பவர் டூப்ளிகேஷன் தான் சார் மேன் பவர் டூப்ளிகேஷன் தான் வரும் கான்செப்ட்ல ஓகே இன்னும் உங்களுக்கு பர்தரா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சார் கண்டிப்பா பாக்குறீங்க சார் ஓகே நான் ஆமா சார் அவங்களுக்கு ஜாப் தேவைப்படுது அப்படின்னா நீங்க பாக்கலாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம அப்படிலாம் யாரும் கம்பல் பண்ண போறது இல்ல ஓகே சார் இந்த கம்பெனி நேம் என்ன சார் பிஎம்பிஎல் பிரைவேட் லிமிடெட் என்னங்க sir PMPL PMPL private limited okay ஓகேங்க சார் ஓகேங்க சார் கம்பெனியாவே இருக்காங்க சார் அது கம்பெனி இருக்கு sir head office main head office டெல்லியில இருக்கு ஓகே இது இந்தியன்ல நம்பர் ஒன் கம்பெனி பூம் ஆயிட்டு இருக்கு இப்போ ஓகே சார் இன்னும் உங்களுக்கு இதை பத்தி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்க ஜூம்ல அட்டன் பண்ணாதான் தெரியும் ஓகேங்க சார் இப்போ எனக்கு மட்டும் தான் இதை ரேண்டமா அமைச்சிங்களா நிறைய பேர் அமைச்சிருக்கீங்களா சார் நிறைய பேர் சார் நிறைய பேர் இருக்காங்க உங்க இப்ப அவரு மாதவன் சார் இருக்காரு இல்லையா ஆமா ஆமாங்க சார் அவங்க அவங்க மட்டும் நம்பர் கொடுக்கல இந்த மாதிரி இப்போ ஒரு டென் தௌசண்ட் பீப்புள் வந்து நாங்க ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு ஓகே ஒன் தௌசண்ட் பீப்புள்ஸ் மேல ஓகே அதனால நான் என்கிட்ட எனக்கு ஒரு டார்கெட் இருக்கும்ல ஒரு தௌசண்ட் மெம்பருக்கு ஆமா ஆமாங்க சார் அது போல நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து தௌசண்ட் தௌசண்ட் நம்பர் வாங்கி அவங்க கால் பண்ணி இப்போ ஜஸ்ட் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்களா ஒரு ஒரு லோன் கொடுக்குறவங்க இருக்காங்க ஓகே என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு கால் சென்டர்ல வேலை இருக்கு அப்படின்னா இவ்வளவு பேருக்கு அவங்க கால் பண்ணி பேசி அவங்களுக்கு ஒரு ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லையா ஆமா ஆமாங்க சார் ஜஸ்ட் அது போல நாங்க எங்க கம்பெனிக்கு வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க ஓகே அது போய் நான் நேரடியா போயிட்டு அப்ரோச் பண்ணி அது நடக்கிறது லேட் ஆகும் அது ரொம்ப ப்ராசஸ் பெருசு சரி ஓகேங்க சார் ஓகேங்க சார் எல்லாருமே டிஜிட்டலா வந்துட்டாங்க சார் சரிங்க சார் நான் வந்து சரி யூடியூப் ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் நம்ம அழைக்காத முதல் யூடியூப் ஒர்க்கா இருக்கும் நினைச்சேன் பட் ஆனா இது வேற ஒர்க்குங்க இல்லையா ஆமா ஆமா சார் வேற ஒர்க் ஓகே ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் வந்து லிங்க் ஃபுல்லா பார்த்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேங்க சார் நான் உங்களுக்கு நீங்க எப்போ பாக்குறீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பதான் நான் லிங்க் அனுப்பிடுவேன் ஓகே சார் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சார் ஃப்ரீ ஆயிட்டு நான் சொல்றேன் சார் நீங்க சென்னைங்களா சார் நீங்க சென்னைங்களா எங்க சார் நான் கள்ளக்குறிச்சி சார் நான் கள்ளக்குறிச்சிங்களா சரி ஓகேங்க சார் ஓகே ஆமா ஆமா கள்ளக்குறிச்சி ஓகேங்க சார் தேங்க் யூ வேற நான் தான் சார் உங்க நேம் சொல்லுங்க சார் என் நேம் திவாகருங்க சார் திவாகர் ஓகே திவாகர் நீங்க பாருங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா நிறைய உங்களுக்கு ஜாப் வேகனுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களை நீங்க கூப்பிட்டு வந்தா மீட்டிங்க பாக்க வைக்கலாம் சரி ஓகே சார் கண்டிப்பா சார் என் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெஃபர் பண்றேன் சார் தேங்க்யூ சார் சரி okay okay you thank you sir ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கால் பண்றேங்க சார் கால் மட்டும் அட்டன் பண்ணுங்க சார் ம் ஓகே நன்றிங்க நன்றிங்க சார் நன்றிங்க ஓகே நன்றி ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஆடியோ எல்லாமே வந்து நம்மளோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து பேசின ஆடியோ ப்ளஸ் வந்து யாருன்னா நம்மளோட ஃபாலோவர்கிட்ட பேசினது நம்மளோட ஃபாலோவர்கிட்ட அவங்களோட பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம அவங்களோட ஆடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி அந்த ஸ்கேம் பண்ணக்கூடிய குரூப் கிட்ட வந்து பேசின ஆடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் எதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா யாரும் நீங்கள் வந்து அழைக்கிறான் மாதவன் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டு அதில் வந்து பிளைண்டாக விழுந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது வந்து நாங்கள் யூடியூப்லேயோ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் வேறு யாராவது இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க நான் ஜஸ்ட் இதை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்றதுலாம் தெரியாது சில பேர் இருந்து லெஃப்ட் ஆயிருப்பாங்க சில பேர் இதுக்கப்புறம் குரூப்பில் வரக்கூடிய புதுசு ஆட் ஆட் இருப்பாங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே இது போய் சேரணும் நாட் ஒன்லி இன் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் போய் சேரக்கூடாதுன்றதுக்காக இது ஒரு வீடியோ பதிவாகவே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணுறேன் ஸோ இது நாட் ஒன்லி அலைக்ரான் மாதவன் சம்மந்தப்படுத்தி மட்டும் கிடையாது இந்த மாதிரி இன்டர்நெட்டில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு எல்லாமே ஸ்கேம் அப்படி தான் போயிட்டுருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாங்கள் யாருக்குமே வந்து டேட்டாவை ஷேர் பண்ணவே மாட்டோம் அட் எனி காஸ்ட் யாருமே வந்து நாங்கள் டேட்டா ஷேர் பண்ணவே மாட்டோம் உங்களோட ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும் உங்களோட இஷ்யூஸாக இருக்கட்டும் நீங்கள் எங்ககிட்ட பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும் உங்களோட date of birth time of பர்த்தில் நீங்கள் அனுப்புனீங்கனாலும் அது எல்லாமே எங்களோட எங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து உங்களோட எந்த ஒரு பர்சனல் டேட்டாவும் நிச்சயமாக வெளியவே போகாது அப்படின்னும் போது நாங்கள் ஒரு ஆயிரம் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க அட் எனி காஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஐ ப்ராமிஸ் யூ ஸோ இந்த மாதிரி ஏதாவது மெசேஜஸ் வருது அன்வான்ட் லிங்க்ஸ் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதை கிளிக் பண்ணாதீங்க நாட் ஒன்லி அலைக்ரான் மாதம்லேருந்து வருது ஜூம் மீட்டிங்காக வருது அப்படின்றதுக்காக சொல்லலை இந்த மாதிரி நார்மல் மெசேஜில் கூட இன்றைக்கி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது இந்த ஸ்கேம் பற்றியே ஒரு வீடியோலாம் பேசலாம்னு சொல்லி நினச்சேன் ஏன்னா இப்போ நார்மல் மெசேஜில் ஜஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு ப்ளூ டாட் டாட் காம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்லாஷ் போட்டு ஏதோ ஏதோ புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி அனுப்பிச்சு அவங்க கிளிக் பண்ண வைக்கிறாங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் லிங்க்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துடுறாங்க என்னோட க்ளோஸ் சர்க்கிள்லேயே இந்த விஷயம் நடந்துச்சு இப்போ பிளைண்டாக ஒரு லிங்க் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் கிளிக் பண்ணி அதில் போய் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு நான் பண்ணுறேன் ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு ஸோ குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் வருது அழைக்கிறான் மாதவன்ற மாதிரி சம்மந்தப்பட்டு மெசேஜ் வருது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிடுங்க அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணாதீங்க நாங்கள் அனௌன்ஸ் பண்ணாமல் எந்த விஷயமும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்க மாட்டோம் ஒன்லி யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராமில் நிச்சயமாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது இதுக்கு சொல்றதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க